நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பட்டு மண்டையா டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இந்த எகத்தாளம் எகத்தை வச்சுக்காத நீ யாரா இந்த வெள்ளப்புறா ஜோடியா ஜொங்கின்னு பரப்புது எப்படி ஜொங்கின்னு ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங்கி நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க சார் ஓசில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பா டெரரா ஆர்ச்சர் பண்ற ராஸ்கன் Lady Gaga. Be happy. Hmm? Cool down, cool down, cool down. Hmm? hmm? Hmm? போடா பண்ணி போடா பண்ணி போடா பண்ணி சும்மாறா சொட்ட தலையா உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும் என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே பில்டிங் ஸ்ட்ராங்கு சேல்ஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு நம்ம கிட்ட நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான் சின்ன பிரச்சனமா இருக்கு யாருக்கிட்ட விளையாட்டு பத்து எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் வழிய வந்து ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்பா அப்பா வந்து ஒரு கட்டிங் போட்டு போப்பா Make sure to leave a like on this video and subscribe to the channel with the notification bell turned on so you don't miss any of our future videos. Hey! You, you, you! I pull up the idiot of the fool of the ass! ass, ass, ass, ass. கஞ்சி மஞ்சி அடங்கோ ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறணும் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற no Sit down. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில தேவை உள்ளான்னு தேவையில்லாதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு give respect take respect okay பொண்ண பக்கத்துல பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க பிச்சுக்கா நான் கேக்குது பாரு ஒரு கேள்விய லோல் பண்றான் பாரு You mean that's not too much, three months.